இரண்டு வேத வசனங்கள் அடிப்படையிலே இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்கிற அந்த வார்த்தையினுடைய அளவை நாம் விளங்கிக் கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக யோக புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தையும் ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அதில் ஏதாவது ஒரு பகுதியை வாசித்தால் போதும் ரெண்டும் ஒரே வசனம் தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பெரிய காரியம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு அதிசயம் அற்புதம் ஆச்சரியமான காரியம் மகிமையான காரியம் அப்படின்னு தான் அதுக்கு பொருள் இருக்குது அதுல உங்களுடைய சுகம் இருக்கிறது அதிலே நீங்கள் தேடுகிற நிம்மதி இருக்கிறது சமாதானம் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிற உயர்வு இருக்கிறது மேன்மை இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் இருக்கிறது அருமையானவைகள் இருக்கிறது இனிமையானவைகள் இருக்கிறது இது எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கு பெரிய காரியம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் இருக்கு உங்களுக்கு ஆச்சரியமா எட்டக்கூடிய எட்ட முடியாத வகையில கண்டுபிடிக்க முடியாத வகையில உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாயிருக்கிற உங்களுடைய சரீர தேவையாகவோ ஆவிக்குரிய தேவையாகவோ உங்களுடைய ஆத்மாவிற்குரிய தேவையாகவோ எது இருக்குதோ அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் வேதத்தின் அடிப்படையிலே சொல்ல போனால் பெரிய காரியம் அல்லூயா சில பேருக்கு சரீர பிரகாரமான வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது ஆனா ஆத்ம ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறைபாடுகள் இருக்கும் சிலர் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்தீங்கன்னா நல்ல பக்காவா இருப்பாங்க நல்ல சம்பூர்ணமா இருப்பாங்க ஆனா சரீர பிரகாரமான காரியங்களை பார்த்தீங்கன்னா நொடிந்தவர்களாக குறைவுள்ளவர்களாக காணப்படுவார்கள் நான் புரியுது எல்லாருமே சரீர பிரகாரமான தேவையில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல எல்லாருமே ஆவிக்குரிய விதமான குறைபாடுகள் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல ஏதாவது ஒன்றுல ஆவிக்குரிய விதமாக ஓரளவுக்கு நான் இருக்கிறேன் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரீர பிரகாரமாக சில பிரச்சனைகளை நம்ம அவங்க சொல்றதை கேட்க முடியும் சில பேர் சரீர பிரச்சனை எனக்கு எதுவுமே இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு வியாதியும் ஒரு நோயின் நொடியும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விதமான குறைபாடுகள் அவங்க கிட்ட இருக்கும் இப்போ உங்களுக்கு எது தேவையானதா இருக்கிறதோ எது உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நிலவரத்துல நீங்க இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவைப்படுகிற பெரிய காரியம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் நீங்க எதிர்பார்க்கிற அதிசயம் நீங்கள் சொல்லுகிற அந்த மேலான ஒன்றுங்கிறது அதுதான் சில பேர் சொல்றது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா இருந்தா ஐயா வேற என்ன எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ உங்க வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரையுமே நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் தாண்டி நமது உழைப்பு நம்முடைய கல்வி நம்முடைய அறிவு நம்முடைய சாமர்த்தியம் நம்முடைய திறமை இதையெல்லாம் தாண்டி அதாவது இதனால கண்டுபிடிக்க முடியல இதனால நான் பெற்றுக்கொள்ள முடியல இதனால நான் அதை வாங்க முடியல இதனால நான் அதை சுதந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு பாத்தீங்களா அதைத்தான் பைபிள் பெரிய காரியம் சொல்லுது இதை உங்க பணத்தால வாங்க முடியாது உங்க திறமையால உங்ககிட்ட இருக்கிற பெரிய அறிவுனால ஞானத்தினால நீங்க வாங்க முடியாது உங்ககிட்ட இருக்கிற சமார்த்தியத்தினால அதை பெற்றுக்கொள்ள முடியாது அதெல்லாம் தேவனிடத்துல தன்னகத்தே இருக்கிறது தேவனிடத்துல மட்டும்தான் இருக்கு அதை நீங்க வேற எங்கேயும் போய் தேடவோ வாங்கவோ அதை பெற்றுக்கொள்ளவோ முடியாது அப்படி இருக்கிற ஒன்றான அந்த மாதிரி இருக்கிற அது சின்னதோ பெருசோ அதனுடைய அளவு அது நமக்கு தேவையில்லை அதுதான் வேதம் குறிப்பிடுகிற அதிசயம் அதுதான் வேதம் குறிப்பிடுகிற பெரிய காரியம் இப்போ நத்தானியல் மாதிரி ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாய் விசுவாசித்தவர்களாய் அவருக்குள்ளே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சொல்ற ஒரு வாக்கு தத்தம் தான் இதிலும் பெரிதானத நீ பார்க்கலாம் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தும் இந்த ஜூன் மாசம் இன்றைக்கு என்ன தேதி பனிரெண்டு இந்த இந்த பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நீ பார்த்ததை விட பெருசை நீ நாளைக்கு பார்ப்ப அதான் வார்த்தையுடைய அர்த்தம் ஒருவேளை இத்தனை வருஷமான நான் உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்த்திராத வகையிலான அற்புதங்களை இனி வருகிற உன் வாழ்நாள் காலங்களில் நீ பார்ப்ப அப்படிதான் சோ கவனமாய் நீங்க இந்த வசனத்தை எந்தெந்த நாள் எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரத்துல நீங்க அதை அறிக்கை செய்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க இது இதுவரைக்கும் பார்க்காதது நான் பார்க்க போறேன் இதுவரைக்கும் பார்க்காது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை சொன்னா சச்சில வந்து கூட ஒருவேளை நீங்க பார்க்காம போயிருக்கலாம் ஒருவேளை சர்ச்சில் பார்த்ததை விட திங்கக்கிழமை சச்சே நடக்கல ஆனா உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை சரி நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கணும் அதுக்காக சச்சு வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அப்படி அர்த்தம் ஆராதிக்க கூடாதுங்கிற அர்த்தமல்ல நீங்க தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது உண்மையான விசுவாச பக்தர்களுக்கு உண்மையான விசுவாச மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ஆண்டு சொல்றார் இதிலும் பெருசு நீ பார்க்க போற நீங்க அதே அதிகம் நினைச்சிட்டு இருப்பீங்க அதுலயே உங்களுக்கு இன்னும் மூச்சு விடாத அளவுக்கு நீங்க திணறிட்டு இருப்பீங்க இது எப்படி நான் விவரிக்கிறது அப்படின்னு நீங்க அதுலயே இன்னும் அதுல இருந்தே வெளியில வர முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ள இருப்பீங்க ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டு சொல்றாரு என்னப்பா இதுக்கே இப்படி ஆயிட்ட இன்னும் உனக்கு நான் வச்சிருக்கிறேன் ஆண்டு சொல்லுவார் அதே லூயா தேடல் கூட்டம் ஒன்று இருக்குது திக்குமுக்காடுற கூட்டம் ஒன்று இருக்குது புரியுறவங்களுக்கு புரியும் தேடர் கூட்டத்துக்கு அது பொருந்தும் நிறைஞ்சு வழியுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அது பொருந்தும் இதை விட உனக்கு மேல இதை விட சோ இப்ப இந்த இந்த மாதிரி இருக்கிற மனுஷர்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பெரிய காரியங்களினுடைய அளவாகத்தான் நான் இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன் அதனுடைய மெசரிங் ராடாகத்தான் இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன் அந்த அளவு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவரே எதை விட பெரிய காரியங்கள் எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நமக்கு வர கேள்விக்கு தான் இந்த வசனத்தை நான் பதிலாக பார்க்கிறேன் நீங்க நல்லா விளங்கி கொடுங்க முதல்ல வார்த்தையை விளங்கிட்டீங்கன்னா அப்புறம் தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும் எவ்வளவு இன்னும் எனக்கு எவ்வளவு வச்சிருக்கிறீங்க இன்னும் நீங்க எனக்கு என்னவெல்லாம் செய்வீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதனுடைய அளவுக்கு தான் கத்திர இந்த வசனத்தை வச்சிருக்கிறார் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத ரெண்டு அளவு அங்க சொல்லப்பட்டிருக்குது ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாது இந்த ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாது இந்த ரெண்டு வசனத்துக்கு கொஞ்சம் விளக்கத்தை மட்டும் நீங்க கேட்டுக்கிட்டு ஒரு அற்புதத்தின் வழியாக அதை கத்தர் எப்படி அரங்கேற்றம் பண்ணுகிறாருங்கிறது நான் உங்களுக்கு காண்பிக்க ஆவியினாலே நடத்தப்பட்டிருக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்க அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ளும்படி அந்த வெளிச்சத்திற்குள்ள வாங்க ஆவியாளர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆராய்ந்து முடியாத இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க முடியாத நாடி விருப்பம் இருந்தாலும் அதை பெற பெற முடியாத நம்ம நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் சிலதெல்லாம் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் போது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ என்ன மர்மமா இருக்குதுமோ என்ன அந்த வார்த்தை மர்மம் என்ன மர்மம்னா என்ன அது தெரியாது எப்படி நல்லா கண்டுபிடிக்கவே எப்படி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அதான் மர்மம் அதான் என்ன சில விஷயம் நீங்க பார்த்தது எப்பேற்பட்ட புலனாய்வு துறைக்கும் அது சவால நின்றுகிட்டே இருக்கு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஆண்டவர் ஏசிக்கிட்ட அவர் மறிக்க போறாருங்கிற தகவலை கேட்ட உடனே பேதரி சொல்றாரு ஐயோ அப்படியெல்லாம் அவங்க என்ன செய்யக்கூடாது நடக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு நீ என்னை காட்டி கொடுப்ப நீ என்னை மறுதளிப்ப மூணு முறை நீ என்னை மறுதளிப்பீங்கிற நல்லது சொல்றவங்க நினைக்கிறாரு ஆண்டவர் ஏன்னா சாகிறதையே விரும்பாதவன் எப்படி அவரை சரி அவர் சாவுக்காத துணையா நிக்கலாம்ல ஆண்டவருக்காக அவர் சாக வேண்டியதுன்னா நானும் நிற்பேன் அப்படின்னு சொல்லாமல்ல அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது நீங்க புரிந்து கொடுங்க நீ மூணு முறை என்ன பேதல் மறுதளிப்பான்னு யாருக்குங்க தெரியும் அவருக்கு பேதலுக்கு அது ஒத்துக்கணும் நானா உண்மைவா மறுதளிப்பனா உங்களுக்குள்ளேயே அவருக்கு என்னை காட்டி கொடுப்பான் அவன் தான் என்னைய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன செய்வான் அடையாளம் காட்டுவான் அவனாலதான் நான் காட்டி கொடுக்கப்பட்டு நான் சாவுக்கு கொண்டு போகப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு யாராலையும் என்ன செய்ய முடியாது அதைய நம்ம முடியும் சில நேரம் இப்படி ஏதாவது உண்மைகளை நீங்க கேள்விப்பட்டால் உங்களால நம்பவே முடியாது என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க திருப்பி திருப்பி கேட்பீங்க பாத்தீங்களா அதான் மர்மம் அதான் என்ன அது நிரூபிக்கப்படாவிட்டால் மர்மமாகவே முடிஞ்சிடும் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வேற மர்மம் இப்ப என்ன செஞ்சிருச்சு மர்மம் என்ன செஞ்சிச்சுன்னா மறைஞ்சிச்சு இப்போ மர்மம் வந்து ஒழிச்சு உண்மை என்ன செய்யப்பட்டுருச்சு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மறைமுகமா யாரு கண்ணுக்குமே தெரியாம எந்த அறிவுக்குமே எட்டாம எந்த விஞ்ஞானத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாம எல்லாத்தையும் தாண்டி எப்படி யோசித்தாலும் புரியல அப்படிங்கிற அளவிற்கு உங்களுக்கு ஒன்று வருது பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் ஆராய முடியாது அதுக்கு பேர் தான் ஆராய முடியாது அது ஆங்கில வார்த்தை அன்சர்ச்சபிள் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குது அன்சர்ச்சபிள் தேடி பார்க்க முடியாது தேடி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு இந்த காலத்து டெக்னாலஜியில ஏதாவது மறைஞ்சிருக்க முடியுமா இந்த காலத்தை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ரோட்ல நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் வந்துட்டு இருக்கிறோம் ஆனா ரோட்ல எத்தனை சிசிடிவி கேமரா கண்காணிச்சுட்டு இருக்குது உங்களுக்கு தெரியாது நீங்க நிக்கிற சிக்னல்ல கேமரா இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது ஃபாரின்ல நீங்க பார்த்தீங்கன்னா அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கிற இடத்துல சிறுநீர் கழிக்க கூடாது எச்சில் துப்பக்கூடாது அப்படிங்கிற இடத்துல ஒரு துப்புனாலும் சிக்கிடுவான் என்ன காரணம் அந்த அளவுக்கு கேமராவில் கண்டாது இன்னும் நம்ம நாட்டுக்கு அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகலை அதனால இஷ்டத்துக்கு எல்லா பக்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் <laughs> சரியா இப்போ நம்ம நாட்டில் முக்கியமான நகரங்கள்ல எல்லா சிக்னல் என்ன இருக்குதுன்னா கேமராக்கள் இருக்கிறது அப்போ உங்க வண்டி நம்பர் அதுல என்ன ஆகுது ஸ்கேன் ஆகுது நீங்க யார் நீங்க ஹெல்மெட் போடாம போறீங்களா போட்டுட்டு போறீங்களா போட்டுட்டு போனாலும் நீங்க எந்த வண்டியினுடைய உரிமையாளர் எல்லாமே என்ன செய்யப்படுதுன்னா அதுல படம் பிடிக்கப்படுது இப்போ ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போது இரவு பகல் நேரம் எதுல நடந்திருந்தாலும் சரி அந்த கேமராவில் பதிவாயிருக்கும் தேவைப்பட்டு அந்த ஃபுட்டேஜை வாங்கி என்ன செஞ்சிருவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் பொறுத்து தேடினா எப்படியும் அப்படிங்கிற அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம் இதை விட விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துக்குள்ள நீங்க போனாலும் இந்த வசனம் சொல்றது என்ன தெரியுமா நீ கண்டுபிடிக்க முடியாத அளவுல புரிந்து கொள்ள முடியாத அளவுல உன் அறிவுக்கு எட்டாத வகையில உனக்கு நான் அதிசயங்களை செய்வேன் நான் செய்வேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க எல்லார் கையிலயும் மொபைல் போன் நம்ம வச்சிருக்கிறோம் செல்போன் வச்சிருக்கிறோம் நீங்க கொஞ்சம் ஆங்கில அறிவு உள்ளவங்களா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர எல்லா கேள்விக்கும் இதுல பதில நீங்க என்ன செய்யலாம் கூகுளுக்குள்ள போய் நீங்க கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்துக்கும் நீங்க விளக்கத்தை அது உங்களை வழி நடத்தும் <laughs> அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் முந்தையெல்லாம் படிச்சுட்டு இருந்த போது முந்தைய காலத்துல படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களுக்கு வந்து அவங்க சில இதெல்லாம் ரெஃபர் பண்ணணும்னு சொன்னால் லைப்ரரிக்கு போகணும் சில புஸ்தகங்கள் எல்லாம் லைப்ரரிக்கு போனாலும் அவங்களுக்கு கிடைக்காது உள்நாட்டில் கிடைக்காது உள் மாநிலத்தில் கிடைக்காது வெளி மாநிலத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும் வெளி மாநிலங்களிலும் கிடைக்காது இந்தியாவிலேயே இருக்காது சில புஸ்தகம் எல்லாம் வெளிநாடுகளில் குறிப்பிட்ட லைப்ரரியில் வச்சிருப்பாங்க அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த படிப்பு சம்பந்தமா படிக்கிறவங்க ஆராய்ச்சி செய்யறதுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட புஸ்தகத்தை தேடி சில நாடுகளுக்கு பயணம் போவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போல்லாம் லைப்ரரிக்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஆகி போயிடுச்சு இப்ப லைப்ரரிக்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் லைப்ரரிக்கெல்லாம் இப்ப இல்லைங்க முந்தையெல்லாம் இந்த புஸ்தகம் வாங்கி படிச்ச கொஞ்சம் பேர் இந்த சபைகள் இருக்கிறீங்க நினைக்கிறேன் ஆனாலாம் ரொம்ப புஸ்தக பிரியன் ஆனா மெம்பராவே இருந்தேன் திருப்பூர்ல பழைய மார்க் கிட்ட இருக்கிற லைப்ரரியில் நான் மெம்பராகவே இருந்தேன் அதில் பணம் கட்டி மாசத்தோர் ஸ்கூல் முடிச்சு அப்படியே இடையில போய் புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு சில புஸ்தகத்தை பர்மிஷன்ல அங்க பதிவு பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்து சில நாள் வச்சிருந்து படிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்குறது இப்படிலாம் லைப்ரரியில் அது ஒரு முறையா இருக்கு அமே என்ன கேள்வி சமையலா மருத்துவமா விஞ்ஞானமா வேறு சம்பந்தமான விஷயமா எதுக்கு வேணாலும் நீங்க இதுக்குள்ள தட்டி உள்ள போய் என்ன செய்யலாம் இப்போ இந்த காலத்துல நான் சொல்றேன் கூகுள்ல போடுறா நம்ம அடிக்கடி சொல்லுவா கேட்டிருக்கீங்களா கூகுள்ல பாரு வரும் அப்படிமா என்ன அந்த சர்ச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்க போன்ல கம்ப்யூட்டர்ல லென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பான் ஒரு ரவுண்டு போட்டு கீழே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும் அது லென்ஸ் இந்த லென்ஸ் எதை குறிக்குது மறைஞ்சு இருக்கிறத கண்டுபிடிக்கிறது சின்னதா இருக்கிறத தெளிவா பார்க்கிறதுக்காக அந்த லென்ஸ் அதுக்காக லென்ஸ் அப்போ அந்த சர்ச் அப்படிங்கிற இடத்துல தேடுறது அப்படிங்கிற இடத்துல எதை சிம்பிளா வச்சிருக்கிறாங்க லென்ஸ் வச்சிருக்கிறான் அப்ப நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும் கொஞ்சம் உள்ள வாங்கிக்கீங்க அப்புறம் தான் விஷயம் உங்களுக்கு புரியும் நல்லா கவனிங்க இப்போ எந்த நீங்க கூகுளுக்குள்ள விக்கிபீடியாவுக்குள்ள வேற எந்த நெட்டுக்குள்ள குரோமுக்குள்ள வேற எதுக்குள்ள நீங்க போனாலும் ஃபயர் பாக்ஸுக்குள்ள எதுக்குள்ள நீங்க போனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படியே ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற அளவிற்கு இருக்குது பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் ஆராய முடியாது Hallelujah. சில விஷயங்கள் நீங்க தேவனிடத்துல தேடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அந்த விஷயங்கள் உலகத்துல மட்டுமல்ல உலக வரலாற்றுல மட்டுமல்ல பைபிள்ல கூட இல்லாம இருக்கலாம் வேதத்திலேயே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் அதையே கூட கத்தர் உங்களுக்கு வேணும்னா செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஒரு சொல்லுங்க பாருங்களா